வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது வந்து ஆன்மீக அறிவுரை ஆன்மீக உரைகள் இது எல்லாமே நம்ம அதிகமாக கேட்டிருப்போம் சரிங்களா அதை பற்றி ஒரு குட்டி கதைங்க சரிங்களா ஒரு ஊரில் வந்து ஞானி வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்துறதுக்காக ஒரு ஊருக்கு போகிறாரு அங்கே போயிட்டு அங்கே சேர்றாரு அங்கே போனோடனே வந்து ஒரு இளைஞர் அப்படியா அவரை பார்த்து சாமி நீங்களும் இன்றைக்கி வந்து ஆன்மீக அறிவுரை சொல் சொற்பொழிவாற்ற வந்துட்டுருக்குறீங்க சரிதான் உங்களை மாதிரி பல பேர் இந்த ஊருக்கு வந்துட்டு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறதால இந்த மாதிரி அறிவுரை தத்துவம் சொல்கிறனால என்ன பிரயோஜனம் சாமி ஏன்னா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே மக்கள் பாட்டுக்கு தப்பான வழியில் தான் இருந்துருக்காங்க அடுத்தவங்கள பற்றி புறம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்தவங்களோட படத்தை திருடர்கள் தான் சில பேர் இருக்காங்க அந்த தவறான எண்ணங்கள் மக்களை விட்டு போக மாட்டேங்கிறே அப்படின்னு பார்த்து கேட்குறாப்புல உடனே அந்த ஞானி என்ன சொல்கிறாப்புலையா சரிப்பா நீ கேட்டது சரிதான் நீ கேட்டதுக்கான பதில் வந்து நான் இந்த ஊரை விட்டு போகும்போது உனக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுறியா என்ன உதவி சாமி சொல்லுங்கள் இந்த கோயில் மண்டபம் இருக்கு இல்லையா இந்த கோயில் மண்டபத்தில் ஒரு கழுதியை மட்டும் கட்டி நைட் ஆனால் கொஞ்சம் உணவு வச்சுருப்பா இரவு ஆனால் அப்படின்னு சொல்லி சரி சாமி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை நான் வச்சுருவேன் சரிப்பா நான் இப்போ இங்கே பக்கத்தில் தான் நான் தங்கியிருப்பேன் நான் வந்து பார்க்குறேன் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல ஞானியும் போகிறப்பல அடுத்த நாள் காலையில் வராப்புல வந்து பார்க்குறாரு உடனே அந்த இளைஞன் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த கலரியை சுற்றி இருக்கிற சாணி சாணம் குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தாப்புல ஞானி அமைதியாக பார்த்துட்டு போயிட்டார் ரெண்டாவது நாளும் வராப்புல ரெண்டாவது நாளும் அதே மாதிரி தான் குப்பையெல்லாம் பெருக்கிட்டு இருந்தாப்புல சாணத்தை ஃபுல்லாக அள்ளிட்டு இருந்தாப்புல ஒரு ஒரு மூணு நான்கு நாள் இதே மாதிரி தொடர்ந்துட்டு இருந்துச்சு ஒரு நாள் காலையில் வந்துட்டு இதே மாதிரி நல்ல பெருக்கிட்டு இருக்காப்புல ஞானி வந்துட்டு என்ன இளைஞனை பார்த்து கேட்குறாப்புல என்னப்பா பண்ணிகிட்ருக்க என்ன இந்த கழுதை அடிக்கடி வந்து அசுத்தம் பண்ணிடுறா அதிகமாக சாணம் போட்டுட்டு குப்பை ஃபுல்லாக குப்பையாக்கிட்டுறான்னு கேட்குறாப்புல ஏன் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாப்புல உடனே என்ன சாமி எல்லாம் தெரிஞ்ச நீங்களே எப்படி இருக்கீங்க எப்படி கேட்குறீங்க அது சுத்தம் அது அசுத்தம் பண்ணுறங்கிறதுக்காக நம்ம வந்து சுத்தம் பண்ணாமல் இருக்க முடியுமா நீ அன்னைக்கு கேட்டியே ஒரு கேள்வி அதுக்கான பதில் தான் இதே பதில் தான் அதுவும் அதே மாதிரி தான் எப்படியெல்லாம் நீ செய்கிற வேலையை தான் நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் மனிதர்கள் அவங்களோட தீய வழியில் போகிறாங்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம அறிவுரையை நிறுத்திட முடியுமா அதுபோல் தான் வந்து நான் என்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் நீ செய்கிற அதே மாதிரியான வேலை தான் சாமி இதுக்கெல்லாம் தீர்வே கிடையாதா அப்படின்னு கேட்குறான் உடனே உடனே அந்த ஞானி என்ன பண்ணுறாரு அந்த அமைதியாக அந்த கழுதுகிட்ட போயிட்டு அந்த கழுதை கைத்தை அவுட்டு விட்றாரு அந்த கழுதை ஓடுரு இன்னும் அப்புறம் உடனே அந்த இளைஞர்கிட்ட கேட்காரு கேட்குறாரு இனிமேல் இந்த இடம் அசுத்தம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு ஆவாரு சாமி இதே மாதிரி தான் மனிதர்கள் தன்னுடைய தீய எண்ணங்களையும் தீய செயல்கள் செய்வதையும் நிறுத்திக்கிட்டால் என்னோட கடமை எங்களோட கடமை அப்பயே முடிஞ்சு போயிடுது இதுதான் ஆன்மீக அறிவுரையோட கடைசி லட்சியம் இது மனிதர்கள் அப்படி இருக்கும் வரை எங்களின் செயல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நன்றி ஓம் சிவோம்